வணக்கம் என்னுடைய பெயர் எஸ் சக்திகா கருத்தாய் ஒரு கதை சொல்லு கண்ணி என்ற போட்டியில் வாழ்க்கை நெறிகளை பற்றி கூறும் ஒரு கதையை சொல்கிறேன் கேளுங்கள் ஒரே ஊரில் தொடர்ந்து தங்கும் பழக்கம் அவ்வை பாட்டிக்கு கிடையாது ஏனென்றால் ஒவ்வொரு ஊருக்கும் சென்று தன்னுடைய புலமை திறத்தினால் அறக்கருத்துகளை பரப்பி வந்தார் அப்படி ஒரு நாள் ஓர் ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு செல்லும் வழியில் காடு வெயில் அதிகமாக இருந்ததனால் அவ்வையார் ஒரு மரத்தடியில் போய் அமர்கிறார் அந்த மரம் நாவற்பல மரம் அந்த மரத்தின் மீது ஆடு மாடு மேய்க்கும் சிறுவன் ஒருவன் இருந்தான் அவ்வையார் சோர்வாக இருப்பதனை பார்த்த அச்சிறுவன் அவ்வையாரிடம் என்ன பாட்டி நாவற்பழம் சாப்பிடுகிறீர்களா என்று கேட்டான் அதற்கு அவ்வையாரும் சரியப்பா நாவற்பழத்தை பறித்து போடு என்றார் அந்த சிறுவன் பாட்டி உங்களுக்கு சுட்ட பழம் வேண்டுமா இல்லை சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்டான் அதற்கு அவ்வை பாட்டிக்கு ஒரே குழப்பம் நாவற்பழத்தில் சுட்ட பழம் சுடாத பழம் என்று இரு வகை பழங்கள் உள்ளதா என்ற குழப்பத்துடன் சரி அப்பா நீ சுட்ட பழத்தையே பறித்து போடு என்றார் அதற்கு அச்சிறுவன் நாவற்பழ மர கிளையை குலுக்கினான் அதிலிருந்த நாவற்பழங்கள் அனைத்தும் கீழே விழுந்தன ஔவையார் அந்த பழத்தை எடுத்து பார்த்தபோது அந்த பழம் முழுவதும் மண் ஒட்டி இருந்தன அதனால் ஔவை பாட்டி அந்த பழத்தை ஊதினார் அதை பார்த்த அச்சிறுவன் என்ன பாட்டி பழம் சுடுகிறதா நன்றாக ஊதி சாப்பிடுங்கள் என்றான் ஔவையாருக்கு அப்பொழுதுதான் புரிகிறது சுட்ட பழம் எது சுடாத பழம் எது என்று ஒரு ஆடு மாடு மேய்க்கும் சிறுவனிடம் நான் தோற்றுவிட்டேனே என்று நான்கு வரிகள் கூறுகிறார் கருங்காலி கட்டைக்கு நானா கோடாலி இருங்கதலி தண்டுக்கு நானும் பெருங்கானலில் கார் எருமை மேய்க்கின்ற காலைக்கு நான் தோற்றது ஈரிரவு துஞ்சாது என் கண் என்று கூறினார் இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் ஔவையார் கருங்காலி கட்டையாக அரசர்களையும் வாழை மரமாக அந்த ஆடு மாடு மேய்க்கும் சிறுவனையும் கோடாரியாக தன்னையும் எடுத்துக்கொண்டார் பல கலைகளை கற்று அரசர்களை வென்ற நான் இந்த ஆறு மாடு மேய்க்கும் சிறுவனிடம் தோற்றுவிட்டேனே இதனால் இரண்டு இரவுகள் தூக்கம் வராது எனக்கு என்று ஔவையார் கூறினார் இதன் மூலம் நாம் என்ன கற்றறிந்தோம் என்றால் தமிழும் நமது வாழ்க்கை அனுபவமும் ஆழ்கடல் போன்றது நீண்ட நீண்ட அதாவது சுவைத்து படிக்க படிக்க எல்லைகளே இல்லாமல் சென்று கொண்டிருக்கும் வாழ்க்கை அனுபவமும் தமிழும் இதன் மீது என்னவென்றால் கற்றது கையளவு கல்லாதது உலகளவு என்று நாம் இனிமேலாவது வாழ்க்கை பாடத்தையும் தமிழின் தனிச்சிறப்பையும் கற்றுக்கொள்வோம் என்ற புது முயற்சியுடன் உங்களிடம் இருந்து விடைபெறுவது எஸ் சக்திகா என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்